வணக்கம் நண்பர்களே என்னுடைய பெயர் நம்பிக்கை கண்ணன் ஒரு ஆசிரமத்தில் குருவும் பல சீடர்களும் இருக்கிறாங்க அந்த ஆசிரமத்தில் ஒரு விதிமுறை இருக்கின்றது என்ன அப்படின்னா அங்கே யாருமே பேசக்கூடாது பத்தாண்டுக்கு ஒரு முறை வேணும்னா ரெண்டு வார்த்தைகள் மட்டும் பேசலாம் இதுதான் அங்கே இருக்கின்ற விதிமுறை ஒரு சீடர் புதுசாக ஆசிரமத்தில் சேர்றாரு பத்து ஆண்டுகள் முடியுது சீடர் தன்னோட குருக்கிட்ட போயிட்டு சொல்கிறார் ரெண்டு வார்த்தையில் தானே பேசணும் அதனால் ரெண்டு வார்த்தையில் சொல்கிறார் படுக்கை கடினம் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு குரு என்ன பதில் சொல்கிறாருன்னா ஓ அப்படியா அப்படின்னு அவரும் ரெண்டு வார்த்தையில் பதில் சொல்கிறார் அதுக்கப்புறம் அடுத்த பத்து ஆண்டுகள் முடியுது சீடர் தன்னோட குரு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா சாப்பாடு நாத்தம் அப்படின்னு சொல்கிறாரு குரு என்ன சொல்கிறாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் முடியுது சீடர் நான் கிளம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் குரு சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டார் இந்த கதையில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா முப்பது ஆண்டுகளாக அந்த சீடர் ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருக்கார் குறை சொல்கிறது இது மட்டும்தான் பண்ணியிருக்கார் எங்கேயாவது பரவாயில்ல முப்பது வருஷம் நம்மளில் நிறைய பேர் அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம்லாம் குறை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம கவனித்து பார்க்க வேண்டும் என்ற உண்மையை சொல்லுகின்ற அருமையான ஜென் கதைங்க இது இப்போ